Gromit! Wake up! Come on, Gromit! We've got to hide the body! Oh There's no! no cheese and crackers in prison, Gromit! Now come on! Дай в руку. Дай. Опа. Дай. Акшн. Молодец, сынок. Брось. Ай-яй-яй. Дай. Служи. Акула. Bloody bugger. Только ждет там команды, да? Молодец. Сейчас шея. Подтягивайся шеей. Подтягивайся. Молодец. பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக் Качай шею, давай. Весна, скоро лето, честно. உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. என்னைய வச்சு ஒண்ணும் காமெடி கிமெடி பண்ணலையே வழி அவங்கடி பீத்து சிரிக்கலாம் Stop. I said stop. எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் ராஸ்கல் ஆஹா நம்ம புட்ட நம்ம கிட்டே போடுறேன் ஓகே ஆரம்பிச்சிட வேண்டியதான் சோனமுத்தா டேய் டேய் டேய் சோனமுத்தா போச்சா பிரச்சனையை திட்டி வேணுங்கி அவையா யாராவே எதுக்கு இருக்கேன் பேசப்படாது I am speaking, no class speaking. Sit down. best, lad? Two months. Three months. Give respect ஃபீலிங்கா என்ன என்ன ஃபீலிங்கு டார்ச்சர் பண்ற rascal love you. Blow out your candle. <laughs> அப்ப நான் என்ன யாரு Don't kill yourself. ஐயோ ஏய் ஏய் ஏய் மிஸ்டர் அதிகாரி வர்றப்ப சலீட் பண்ணணும்னு உனக்கு ட்ரைனிங்ல சொல்லி தரலையா விட்டா கிறுக்கு நாக்கி வாங்கி போட்டுருக்கு நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் இவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் வீட்டுல பிறந்து இதுக்கெல்லாம் போய் அழுகலாமா என்னையும் அடக்கிட்டே வெக்கத்துல இத்தனை வெரைட்டியா ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஆறு மணிக்கு மேல எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு உனக்கு தெரியுமில்ல அப் பண்றான் பாரு ரொம்ப வாசிக்காத கர்மம் ரெண்டு பேரும் மாறி மாறி பாராட்டுறாங்க எப்ப நான் சிக்கி சின்ன பின்னமாக போறணும் குட் மார்னிங் ஆபிசர்